வெல்கம் டு மை செல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொறிகடலையை வச்சு எப்படி முட்டைக்குழம்பு அதுவும் மட்டன் சுவையில் செய்வது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து நூறு கிராம் அளவு பொறிகளில் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா மாவாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சிருக்கணும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு இது ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நான் இது உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது உள்ளே வந்து இந்த ஆறு முட்டையும் உடச்சி சேர்த்துக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விற்றுக்கணும் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது உங்களுக்கு ஒருவேளை இன்னும் லிக்யூடாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு முட்டை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ நான் தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஊற்ற போகிறேன் இதோட சைஸ் வந்து சரியாக வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் வந்து இதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா சில நேரம் முட்டை வந்து வேகாமல் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை மாற்றி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு திரும்ப ஒரு நேரம் மாற்றி போட்டு எடுத்துக்கலாம் நான் இவ்வளோ எல்லாமே இந்த மாதிரி கரைச்சி வச்சதெல்லாம் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இனி வந்து குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி இப்போ கருவேப்பிலை இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் பேன் சூடாகையும் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடயே நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடயே அப் உடனே நான் வந்து ரெண்டு தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைன்னா வெங்காயம் வதங்கின பிறகு அதுக்கடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஆனால் நான் மொத்தமாக எல்லாத்தையும் தான் சேர்த்து பண்ண போகிறேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் உள்ளே ஆட் பண்ண போகிறோம் இது எல்லாமே நல்லா வதங்க வைக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ வந்து நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காயும் சேர்த்துருக்கேன் இந்த நல்லா ஆயில்லையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலா வந்து அந்த மசாலா வாட போகிற வரைக்கும் நல்லா ஆயில்லையே வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பெரிய வெங்காயத்தோட கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த அளவு நாங்கள் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இது கூட வந்து நம்ம எக்கு ஊற்றணும் இல்லையா தோசை மாதிரி அந்த இதையும் உள்ளே சேர்த்துக்கணும் அது வந்து நல்லா இந்த குழம்ப வந்து அப்சர்வ் பண்ணோம் அதனால் நிறையாவே தண்ணி ஊற்றி வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்போ இந்த மசாலா கலவை நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த தோசை மாதிரி ஊற்றின எக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நான் இந்த சைஸில் போதும்னு கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதுனா வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும் அதனால் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்த பிறகு சிம்மில் வச்சு நம்ம வந்து கொஞ்ச நேரம் அப்படி கொதிக்க விடலாம் ஏன்னா அந்த எக்லேயும் மசாலா எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகணும் அதனால் மூடி போட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ